நாலு முட்டையை வேக வச்சு மஞ்சள் கருவு எடுத்துட்டு வெள்ளை கருவு மட்டும் இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடல மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் தேவைப்படும் இஞ்சி வந்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டு வந்து ரெண்டு பல்லு போட்டுக்கலாம் நான் பூண்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டேன் கரம் மசாலா தூள் வந்து கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப பைண்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சு ஊற்றிட்டு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் பொடி பண்ண வெள்ளை முட்டை வெள்ளை முட்டையில் ரெண்டு டீஸ்பூன் கல்லமாக போட்டுங்க பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப உப்பு பத்தலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி போட்டுங்க ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா அதிகமாக சப்போஸ் பார்த்தோன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுங்க முட்டையை நல்லா அடித்து வச்சுருங்க இது ஃபுல்லுமே ஊற்றி பேசியாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுங்க 안녕히 계세요 브라질 그럼 불안한데 பிறகு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க